ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மைதா மாவு ரெண்டு கப் எடுத்துருக்கோம் கொஞ்சம் ஆயிலு சால்ட்டு தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மாவை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் அதுக்கு மாவை பிடிச்சிக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் மாவு வச்சுக்கோங்க சப்பாத்தி போல் ஊட்டிக்கலாம் வினிகர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம்